தொழில் அதிபர்களிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஐசிஎஃப்எஃபின் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மூன்று ஆண்டுகளில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே இணைப்பு பெட்டி தொழிற்சாலையான ஐசிஏபில் மெக்கானிக்கல் பிரிவு பொறியாளராக கற்பால் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று வரை பணியாற்றி ஓய்வு பெற்றார் இவர் தன் பணிக்காலத்தில் இணைப்பு பெட்டி தயாரிப்பதற்கு டெண்டர் விடும் பணிகளுக்காக தொழில் அதிபர்களிடம் மூன்று ஆண்டுகளில் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் சொத்துக்கள் வாங்கி குவித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வந்தனர் அப்போது சென்னையைச் சேர்ந்த பெண் தொழில் அதிபர் ஒருவரிடம் லஞ்சமாக வாங்கிய பணத்தை கொடுத்து வைத்துள்ளதும் அதில் முதல் தவணையாக ஐம்பது லட்சம் ரூபாய் பெற்றதும் தெரிய வந்தது இந்நிலையில் இரண்டாவது தவணையாக ஐம்பது லட்சம் ரூபாய் பாயில் தில்லியில் அரசு ஊழியராக பணிபுரிந்து வரும் தன் சகோதரர் வாயிலாக கற்பால் வாங்கியுள்ளார் தகவல் அறிந்த சிபிஐ அதிகாரிகள் அவரது சகோதரர் உள்ளிட்ட நான்கு பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் மேலும் சென்னை உள்பட கத்பாலுக்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகம் என ஏழு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் இருபத்தி மூன்று கிலோ தங்க நகைகளை கைப்பற்றினர் கத்பாலனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்